உயிரணுவில் கலந்துவிட்ட ஒப்பற்ற அன்னை தமிழை வணங்கி உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய செந்தமிழ் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் எனது பெயர் மூவா பாலாஜி நான் ஓசூரிலிருந்து பேசுகின்றேன் காந்தி வேர்ல்டு பவுண்டேஷன் நடத்துகின்ற அடுத்த தலைமுறை இளம் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கான தேடலில் என்னுடைய இரண்டாம் சுற்று காணொலியை பதிவு செய்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா என்கிற ஆழமான இந்த விவாத பொருளில் இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனை கண்டிப்பாக லட்சியங்களை நோக்கித்தான் இருக்கிறது என்னுடைய என்ற என்னுடைய ஆழமான விவாதத்தை இங்கே நான் முன்வைக்க வந்திருக்கின்றேன் இன்னும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு இளமையாக இருக்க போகின்ற தேசம் என்னுடைய இந்திய தேசம் இந்த இந்திய தேசத்து இளைஞர்களுடைய சிந்தனையானது கண்டிப்பாக லட்சியங்களை நோக்கித்தான் இருக்கிறது என்கிற அந்த வாதத்திற்காக முத்தான மூன்று உதாரணங்களை இங்கே என்னால் முன்வைக்க முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே தன்னெழுச்சியாக தன்னுடைய தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் தமிழ் இன உணர்வை மீட்டெடுப்பதற்காகவும் அங்கிங்கினாதபடி எங்கும் இளைஞர்கள் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தி ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தார்களே இது லட்சங்களை நோக்கி செயல்படுத்தப்பட்ட ஒரு செயல்முறையா இல்லை தன்னுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் தன்னுடைய தமிழ் இன உணர்வை மீட்டெடுப்பதற்காக லட்சியத்தை நோக்கி செயல்படுத்தப்பட்ட செயல்முறை என்றே கூற வேண்டும் அடுத்ததாக வெளிநாட்டிலே வேலை ஆண்டுக்கு ஏறத்தாழ அறுபது லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞர் இருந்தாலும் என்னுடைய கிராமம் கீழே போய்க் கொண்டிருக்கிறதே வறண்ட விவசாயத்தால் என்னுடைய விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து கொண்டு போய்க் கொண்டிருக்கிறதே இதற்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மாற்றை ஏற்படுத்த வேண்டும் என்று என்னுடைய வெளிநாட்டு வேலையை துறந்துவிட்டு இங்கே வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் தேனூர் என்கிற குக்கிராமத்தில் செந்தில் என்கிற இளைஞர் தன்னுடைய மனைவியோடு அதோடு சேர்ந்து பயிர் என்கிற ஒரு அழகான தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் இயற்கை விவசாயத்தை பெருக்கி இன்று உலகெங்கிலும் திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவிற்கு அற்புதமான கல்வி ஆரோக்கியம் விவசாய வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களே இது லட்சத்தை நோக்கிய செயலா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்று இந்த கொரோனாவினுடைய தொற்று காலத்தில் மென்முறை பொறியியல் பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் தன்னுடைய வேலையை எழுந்துவிட்ட போதிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடமாடும் உணவகத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் பெரும்பாலான ஏழைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓட்டுநர்களுக்கான பத்து சதவீத சலுகையில் அவர்கள் உணவை கொடுத்து கொடுத்து இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த செயல்கள் எல்லாம் கண்டிப்பாக லட்சங்களை நோக்கி இல்லை லட்சியங்களுக்காகத்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆழமான என்னுடைய வாதத்தை இங்கே முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi world foundation for this unique venture Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்